எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுல் கிராண்ட் சரி ஒர்க் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன் உடைய அப்டேட் தாங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் அண்ட் வீடியோ பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை சீக்கிரமாக நம்மக்கிட்ட புக் பண்ண முடியும் sari number one eighty two body of sari royal ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூயிஷ் க்ரீன் டபுள் ஷேட்லேயும் வருதுங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் பார்டரும் வருது ஆனால் வந்து கான்ட்ராஸ்டாக இல்லாமல் ஒரே கலரில் இருக்குங்க ஸோ பாடியில் பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் ஒரு டிசைனும் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு பார்டர் மாதிரி டிசைனும் வந்துடுதுங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி தான் ஸோ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது இன்னர் லேயர் கொஞ்சம் தூரம் மட்டும்தாங்க அது பிளெயினாக இருக்கும் அண்ட் ப்ளவுஸ் பிளெயினாக இருக்கும் Sari number 183, same pattern, second color sari. Body of sari rani pink கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூயிஷ் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இதில் உள் சைடு வேணாலும் காட்டுறேங்க இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காப்பர் சரிங்க ஸோ இதில் வந்து காப்பர் டெஸ்டு சரி உள்ளேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நெசவு பண்ணியிருக்கிறது ஸோ ரொம்ப ஃபைன் டிஸ்டன்ஸுங்கிறதுனால ரொம்ப அழகாகவே இருக்குது கொலுசுலேயோ பேங்கிள்லேயோ உங்களுக்கு கண்டிப்பாக மாற்ற மாதிரி இருக்கவே இருக்காதுங்க அண்டு குவாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் double warp sari and three ply thread ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு என்ன தான் ஃபுல் ஹெவி ஒர்க்காக இருந்தாலுமே வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அண்டு பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க சாரியோடைய ஆஃபர் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா eight thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது next sari sari number one eighty four pallu and blouse beige கலர்லேயும் body of sari teal blue கலர்லேயும் இருக்குங்க இதில் சில்வர் டெஸ்டட் சரிங்க ஸோ இதுலேயும் நான் உள் சைடு காட்டுறேன் பாருங்கள் சில்வர் டெஸ்டட் சரி இருக்குது ஸோ உங்களுக்கு நான் ரெண்டு சைடுமே காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ தூரம் ப்ளைனாக இருக்குது இன்னர் லேயர் ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சாரி ஃபுல்லாமே வந்துடும் ப்ளீட்ஸுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே கண்டிப்பாக இருக்கும் இன்னர் லேயர் மட்டும்தான் உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் அந்த இன்னர் லேயருங்கிறது உள் சுத்து கண்டிப்பாக வந்து வெளியே தெரியாதுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் sari number one eighty five one eighty five body of sari navy blue pallu and blouse beige colour இதுவுமே சில்வர் டெஸ்ட் சரியில் இருக்குங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹஃபைன் ஜரிங்க சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷனுங்க நீங்கள் மார்க்கெட்டில் பியூர் சில்க் சேரீ வாங்குறீங்க வித் சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய கோன் மிக்சிங்கு பாலிஸ்டர் மிக்சிங்லாம் வந்துருச்சுங்க அதாவது வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட்டு போட்டால் தான் அதாவது pure silk thread warp weft ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது பியூர் சில்க் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அந்த ப்ராடக்டில் நம்ம வந்து சில்க் மார்க் சர்டிஃபிகேஷன் வைக்கலாங்க ஆனால் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் பியூர் சில்க்கு ஒரு சைடு வந்து கோனோ அல்லது பாலிஸ்டர் மிக்சிங்கோ போட்டு போட்டு கூட பியூர் சில்க்குன்னு சொல்லி பியூர் சில்க்குக்கேற்ற ரே ரேட்டில் வந்து சேல் பண்ணுறத நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்ருக்கோம் இப்போ சமீபமாக ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே பியூர் சில்க் சாரீஸ் வாங்கினாலுமே செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேரீயில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா ப்ளவுஸ் பாருங்கள் இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஒர்க்குமே வந்துடுது ஸோ ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது பழுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா royal blue body of sari blue teal ப்ளூவில் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் ஜரியில் ஒர்க் இருக்குது sari number one eighty seven pallu and blouse green colour pastel க்ரீனில் இருக்குங்க நார்மல் கிரீன் இல்லாமல் பேஸ்டல் க்ரீன் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்கிஷ் ஆரஞ்ச் டபுள் ஷேடில் இருக்குது இதுலேயும் ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த ஓரத்தில் கரை ஃபுல்லாக வந்துடுது அதாவது கரைன்னு நாங்கள் சொல்கிறது பார்ட்ரு பார்ட்ரு வந்துடும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு இல்லாமல் வரக்கூடிய ஆல் செல்ஃப் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து பியூர் சில்க்கு ஹேண்ட்லூம் மேடு ஒவ்வொரு சாரீ கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க எயிட் தௌசண்ட்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது எல்லாமே ஃப்ரெஷ் சாரீஸ் அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க sari number one double eight pallu and blouse algae green கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூலையும் இருக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு கைக்கு பார்டர் வந்துடும் இது அல்கே க்ரீனுங்கிறதுனால பிளாக் காம்பினேஷனுங்க ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு பல்லுலையும் ப்ளவுஸ்லேயும் விசிபிள் ஆகுங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கும் இதே ஃபோர் ஆப்ஷன் தாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுறதுக்கும் சேம் ஃபோர் ஆப்ஷனுங்க ஈவன் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுனாலும் நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இதுவே Google Pay PhonePe Paytm account ட்ரான்ஸ்ஃபரில் அதாவது நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த லிமிட்டேஷன்ஸும் கிடையாதுங்க எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாதுங்க இந்த சாரியில் இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்துடுது ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கலர் வந்து நெக்ஸ்ட் சாரியோடைய கலர் அது ஜாயின் ஆகிருக்கும் sari number one eighty nine body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ அண்டு க்ரீனோட மைல்டு க்ரீனோட மிக்ஸ் ஆகிருக்கும் பாடி ஆஃப் சாரி பல்லுவன் ப்ளவு ஸ்டீல் ப்ளூ இங்கே உள்ளே பார்க்குறீங்க next sari sari number one nine zero so இந்த பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சரி இதுவும் சரி காப்பர் சரிங்க காப்பர் சில்வர் கோல்டு ஸோ மூணு விதமான சரியுமே வந்து உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வரும் sari number one ninety pallu and blouse red கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மெகந்தி க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க மெகந்தி க்ரீன்னா மஸ்டர்ட் எல்லோ கூட பிளாக் மிக்ஸ் ஆகும்போது அது வரும் இதுவும் உங்களுக்கு கைக்கு வருங்க ஸோ இங்கேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து மிக்சிங்கில் இருக்கும் நெக்ஸ்ட் சரியுடைய கலர் மிக்ஸ் ஆகுது இது mehndi green mustard yellow and black மிக்ஸிங்கிறதுனால கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு சரியில் சில இடங்களில் விசிபிள் ஆகுங்க next sari number one ninety one body of sari double ஷேடில் வருதுங்க ப்ளூ ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி வரும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அழகே க்ரீன் கலரில் இருக்குங்க எயிட் தௌசண்ட்ங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து நேரில் ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த சாரீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீலையுமே உங்களுக்கு ப்ளவுஸில் கையில் டிசைன் வந்துடுது next sari number one ninety two cash on delivery option போனீங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில்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 இது ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரி ப்ளவுஸ் பார்க்குறீங்க ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடுது இது பல்லு இது ப்ளவுஸ் பாடி ஆஃப் சாரி பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதுங்க யூஷுவலான கிராண்ட் ஒர்க் சாரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக இருக்கும் கலருமே பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் யூனிக்காக வேணுங்கிறவங்க தாராளமாக இதை வந்து செலக்ட் பண்ணலாம் பாடி ஆஃப் சாரியுடைய கலர் சொல்லிடுறேங்க ஸோ கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜ் கலரில் இருக்குது கொஞ்சம் டார்க் பெய்ஜாக இருக்கும் sari number one ninety six pallu and blouse violet கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குங்க ஸோ பிளாக் கலர் த்ரெட்னு பார்த்துட்டிங்கன்னா விசிபிள் ஆகும் எங்கே அப்படின்னா மெயினாக டாப் அண்ட் பாட்டமில் ஹூக்ஸ் மார்க்ஸில் தெரியும் அண்டு சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகலாம் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் இருக்குங்க ஒர்க்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க prepayment option cash on delivery international shipping மூணுமே அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க்ஸ் ஸ்டிக்கரோட தான் உங்களுக்கு வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் சாரி கோடு சென்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்